இயேசுவின் மாச்சு பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடியாதபடி குருடாக்கப்பட்டு இருக்கிற எல்லா ஆவிக்குரிய கண்கள் இயேசுவின் நாமத்தினால அண்டபுரை இப்பொழுதே அப்பா ஆவிக்குரிய கண்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக அண்டபுர திறக்கப்படுவதாக இந்த குரலை கேட்க முடியாதபடி செவிடாக்கப்பட்டு இருக்கிற எல்லா ஆவிக்குரிய செவிகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக ஆண்டவரை திறக்கப்படுவதாக எதிரால் ஆகிய பிசாசானவன் ஆத்துமாவிலே காலம் காலமாய் கட்டி எழுப்பி வைத்துள்ள அரண்கள் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு சிந்திய இரத்தத்தாலும் இறை வார்த்தையின் வல்லமையினாலும் தகர்த்தறியப்படுவதாக தகர்த்தறியப்படுவதாக அப்பா கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையும் எல்லா குதர்க்க வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தகர்த்தறிகிறோம் இப்பொழுது தகர்த்தறிகிறோம் ஆண்டவரை மனித எண்ணங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம் ஆண்டவரை கட்டாயப்படுத்துகிறோம் மின்னக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் என்று சொன்னீரே இப்பொழுது வேரோடு பிடுங்கப்படுவதாக ஆண்டவரை பிடுங்கப்படுவதாக எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடல் விழு என்று சொன்னான் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுறே அப்பா இயேசு கிறிஸ்துவிலிருந்து வராத எல்லா தீய ஆவிகளும் இவர்களை வெளியேறி பாதாளத்திற்குள் போ என்று கட்டளை எடுக்கிறேன் பாதாளத்திற்குள் போ என்று கட்டளை எடுக்கிறேன் தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ லாட் இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்னீரேப்பா இந்த ஜபத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களின் கிறிஸ்துவின் திருமுகத்தின் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளி ஒவ்வொருடைய அகக்கண்களும் ஒளிவூட்ட பெறுவதாக அப்பா ஒளிவூட்ட பெறுவதாக தேங்க்யூ சீசஸ் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நன்றி செலுத்துகிறோம் நீர் ஆட்கொள்வீராக பெரிய காரியங்களை செய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாள் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு எட்டு நாம் வாசிப்போமா திருப்பாடல் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் பாருங்க வாக்கினராகிய தாவிது எழுதி வைத்த ஒரு இறை வார்த்தை என்றே நாம் சொல்லலாம் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இந்த ஜனவரி மாதத்துல பதினைந்தாம் நாள்ல நாம் இருக்கிறோம் இந்த வருடம் அநேக ஆசிர்வாதமான வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கலாம் ஆனாலும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு சொல்ல விரும்புகிற இறை வார்த்தை இதுதான் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொல்கிறார் நமது பழைய கத்தோலிக்க திருச்சபையில இருந்த அந்த பைபிள்ல போடப்பட்டு இருக்கிறது நான் உனக்கு அறிவிப்பு கொட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உனக்கு அறிவு தருவேன் உண்மையில் என் பார்வையை திருப்புவேன் என்று போடப்பட்டிருக்கிறது ஆப்பிரியமானவர்களே இந்த வருஷத்துல ஆண்டருடைய பார்வை உங்க மேலதான் இருக்கு அலலோ அவரை நம்பி எனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நம்பி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய பார்வையும் அப்படித்தான் நான் உங்களே தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் பார்வை உங்களை விட்டு விலகுவதே இல்லை உங்கள் மீது நான் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் நீங்க நடக்க வேண்டிய வழியை நான் உங்களுக்கு காட்டுவேன் நீ எங்கே செல்ல வேண்டும் எப்பக்கம் நீங்க போக வேண்டும் போகின்ற வழி தெரியாமல் இருக்கிறீர்களோ அல்லது கடந்த வருடம் ஒரு கசப்பான அனுபவத்தோடு கடந்து வந்து நிற்கிறீர்களோ எங்கு போவதென்று தெரியாமல் நிற்கிறீர்களோ என் அன்புக்குரியவர்களே உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு அறிவிப்பு கட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் மேல் என்னுடைய கண்ணை வைத்து நான் என் கண்ணை உன் மீது திருப்பி உன்னை பார்த்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு இது ஆண்டவர் ஒரு வாக்கை உங்களுக்கு கொடுக்கிறார் நன்னோடு இருக்கிறேன் மகனே நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உண்மை உன் உன் மீது நான் கண்ணோக்கமாய் இருந்து உனக்கு அறிவு புகட்டுவேன் என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்ற ஒருவர் பக்தன் இருந்தார் அவர் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டபடியினார் அவருடைய பெற்றோர்கள் தன்னுடைய மாமா வீட்டிற்கு போகும்படியாக அனுப்பப்பட்டார் ஆகவே அவர் ஒரே நாளிலே என்ன செய்வதென்று தெரியாமல் தனிமையிலே விடப்பட்டார் வெகு தூரம் இருந்தபடியினாலே இன்னும் பொழுது அடைய போகிறதுனாலே ஒரு கல்லை எடுத்து தலையில வைத்து உறங்கி விட்டார் ஆனாலும் பாருங்க ஆண்டவர் அவருக்கு தரிசனம் ஆனார் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சொன்னார் அவர் வானம் திறந்திருப்பதை அவர் பார்த்தார் ஒரு மிகப்பெரிய பூமியிலிருந்து பரலோகத்திற்கு தொடும் அளவுக்கு அந்த ஏனியை பார்த்தார் வான தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் அவர் பார்த்தார் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தார் யாக்கோபே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார் ஆலே லோயா அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் யாக்கோபு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன் தந்தையோடு இருந்த நான் உன் முற்புதாக்களோடு இருந்த நான் ஆபிரகாமோடு இருந்த நான் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார் அதே போல்தான் இன்று உங்களையும் பார்த்து அப்படி சொல்லுகிறார் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை வழங்குவேன் என்று சொல்லுகிறான் இது உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி இங்க அமர்ந்திருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் என்ன வாக்குறுதி உனக்கு நான் அறிவு கூட்டுவேன் உனக்கு நான் போதிப்பேன் உனக்கு நான் டீச் பண்ணுவேன் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் எப்படி ஒரு பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுவாங்களோ படிப்பு சொல்லி கொடுப்பாங்களோ அது மாதிரி நான் உனக்கு டீச் பண்ணுவேன் நீ எந்த பக்கம் நடக்கணும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி சொல்லுவாங்க இப்படி போ அப்படிப்பா அங்க போவாத அங்க போன விழுந்துருவ இந்த பக்கம் போன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என் கண்ணு எல்லாம் ஓ மேலதான்ப்பா நீ எங்கெல்லாம் போறிய நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்றாரு ஹால லூயா எவ்வளவு பெரிய வாக்குறுதி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம் பாக்கியவான்கள் நம் பாக்கியவதிகள் பிரியமானவர்களே ஒவ்வொருவரும் பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் உனக்கு நான் அறிவுரை புகட்டுகிறேன் உனக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கிறேன் உனக்கு நான் அறிவுரை கொடுப்பேன் இந்த வருஷத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் சொல்றத செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் அலலூயா நண்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார் தன் ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார் இந்த வருஷத்துல நீங்கள் கடந்து வந்த பாதையை அவர் அறிந்திருக்கிறார் இல்லாமல் அனாதைய விடைப்பட்ட அந்த நேரத்தை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் கூக்குரில் அவர் அறிந்திருக்கிறார் உதவி செய்ய முடியாமல் யாரும் இல்லாத அனாதைகளாய் நின்ற அந்த நேரத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அதனால நான் சொல்லுகிறார் என்னை பிடி நான் உனக்கு அறிவிப்பு விட்டுறேன் நான் உனக்கு டீச் பண்றேன் எங்க போன நான் சொல்றேன் இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இந்த சத்தியம் தெரியாமல் தான் கிறிஸ்தவர்கள் கவலையிலும் கண்ணீரிலும் ஆடிக்கொண்டிருக்கிறார் கவலையிலே இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் கவலை எதை நினைச்சாலும் கவலை இப்படியாவும் அப்படியாவும் என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல சொல்லிட்டு இருக்காங்க இல்ல ஆண்டவர் உன்னை பார்த்தான் சொல்ல நான் உனக்கு அறிவிப்பு கட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் எத்தனை பெரிய மகிழ்ச்சி எத்தனை பெரிய சந்தோஷம் ஒரு பாடல் உண்டு நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே உன்மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் உன்மேலே கண் வைத்து ஆ யோசனை சொல்லுவேன் அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு அறிவுரை நான் கூறுவேன் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை தோறும் காட்டுவேன் பயப்படாதே உன்னை பார்த்து தான் ஒரு சொல்றார் நீ பயப்படாத பயந்து போயிருக்கியா பயப்படாத நான் இருக்கேன்பா நான் இருக்கிறேன் நண்புக்குரிய தேவ பிள்ளைகளே இந்த ஆசிர்வாதத்தை தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார் தேவனுடைய குரலை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய அறிவுரை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு அதை நாம் திருப்பாடல் ஒன்று ஒன்றிலே நாம் அதை வாசிக்கலாம் திருப்பாடல் ஒன்று ஒன்றிலே தாவிது சொல்லுகிற ஒரு காரியம் நட்பேறு பெற்றவர் யார் ஆரம்பிக்கிறார் அவர் சொல்லுகிறார் நட்பு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் இந்த மூன்று காரியத்தை அவர் சொல்லுகிறார் முதலாவது நற்பெயர் பெற்றவர் யார் என்று கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அவர் சொல்கிறார் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் நற்பெயர் பெற்றவர் தானே ஆம்பரியமானவர்களே பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளுடைய தீய வழியில் நில்லாதவர் அவரும் நல்லவர் தான் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் இந்த மூன்று பேர்களும் நட்பெயர் பெற்றவர்கள் தான் நண்புக்குரிய தேவ பிள்ளை நீங்க நன்றா உணர வேண்டும் உலகத்துல நல்ல பேர் எடுக்கிறவங்கள யார்னா பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளுடைய தீய வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் இவங்க எல்லாரும் நல்லவங்க தான் இவங்க எல்லாருமே நல்லவங்க தான் இகழ்வாரின் குழுவில யாரெல்லாம் உட்கார்லையா அவங்களும் நல்லவங்க தான் பாவியில வழியில யாரெல்லாம் போலையா அவங்க எல்லாம் நல்லவங்க தான் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர்கள் எல்லாம் நல்லவர்கள் அவ்வளவு நட்பெயர் பெற்றவர்கள் ஆனா ரெண்டாவது வருஷத்துல திருப்படல் ஆசிரியர் சொல்றாரு ஆனால்னு ஒரு வார்த்தை போட்டு இருப்பாரு இங்கிலீஷ்ல பட் என்று இருக்கு பட் என்று சொல்லி இருக்கிறது ஆனா உண்மையில நட்பெயர் பெற்றவர் யார் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அன்புக்குரிய தேவ பிள்ளைகள் இந்த வருஷத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் இதுதான் ஒருவேளை நீங்க நல்லவங்களா இருக்கலாம் ஒருவேளை ரெகுலரா பிரேயர் மீட்டிங் வரலாம் ஒருவேளை கோயிலுக்கு ரெகுலரா போகலாம் இருக்கிற எல்லா தியானத்திலும் பங்கு கொள்ளலாம் எல்லாம் நீங்க செய்யலாம் பாவியில வழியில நில்லாம இருக்கலாம் நீங்க பரியாசக்காரர் இகழ்வாரின் குழுவில நீங்க அமராமல் இருக்கலாம் நல்லவங்களா இருக்கலாம் நற்பேர் பெற்றவர்கள் தான் நட்பேர் பெற்றவர்கள் தான் ஆனால் ஆனால் இங்க தூய் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருவார் ஆண்டவருடைய திருச்சட்டத்துல யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறீங்களோ அது மட்டும் ஒண்ணு சொல்லப்படல அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சிந்திக்கிறீங்களோ தியானிக்கிறீங்களோ அவர்கள் பாக்கியவான் அவர்கள் பாக்கியவான் அவனுக்கு கிடைக்க போகிற ஆசிர்வாதம் என்ன அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையா இருக்க மரத்திற்கு ஒப்பாவார் நண்புக்குற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னார் எப்படி காட்டுவாரு எப்படி காட்டுவாரு இந்த பைபிள இரவும் பகலும் நீங்க தியானிக்கும் பொழுது இந்த இறை வார்த்தை இரவும் பகலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறும் பொழுது அந்த வார்த்தை உங்களோடு பேசும் லூயா அலை லூயா நீங்க நல்லவங்களா இருக்கலாம் இயல்வானின் குழுவுல அமராமல் இருக்கலாம் பாவியோட வழியில நில்லாமல் இருக்கலாம் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக நீங்க மாறினீங்கன்னா இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களோட பேசுவார் உங்களோட அவர் நடப்பார் உங்களோட அவர் பயணிப்பார் யோசிச்சு பாருங்க சென்ற வருடம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்கு நான் உன் கூட தான் இருப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உன் கண் என் கண்ணு உன் மேலதான் இருக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான் இரவும் பகலும் இந்த பைபிள் எடுத்து வாசி வாசிக்கணும்னு போடல சிந்தி நண்புக்குரிய தேவ பிள்ளை இறை வார்த்தையை இந்த வருஷத்துல நீங்க தியானிங்க அதிகமா தியானிங்க ஒரு நாள்ல நீங்க அஞ்சு அதிகாரம் படிக்கலாம் இந்த அஞ்சு அதிகாரம் படிச்சதுல ஆண்டவங்கிட்ட என்ன பேசுறாருன்னு கேளுங்க கேளுங்க அவருடைய வார்த்தையை தியானிங்க அநேக நேரங்களில் நான் பைபிள் படிக்கும் பொழுது அநேக வார்த்தைகள் என்னால் வாசிய மறுபடி மறுபடி மறுபடியும் வாசிக்க தோன்றும் அநேக நேரங்களில் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும் இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவருடைய வெளிப்பாடு கிடைக்கும் எப்படி இது வெளிப்படுதுன்னு தெரியாது ஆண்டவர் பேசுவார் அதுதான் வேதத்தை தியானிப்பது இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது அது மன மகிழ்ச்சியாய் மாறும் பொழுது இறை வார்த்தை உங்களோடு பேச ஆரம்பிக்கும் ஆண்டவர் சொல்லுவார் நீ அங்கு போவாத இந்த காரியத்தை நீ முடிவு எடுக்காத நீ போக வேண்டிய இடம் வேற நீ இருக்கிற இடம் வேற அவர் உன்னோடு பேசுவார் எப்படி பேசுவார் இறை வார்த்தையின் மூலமா தான் பேசுவார் ஒரு கிறிஸ்துவன் முதலாவது பைபிள்ல மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் இந்த பைபிளை தவிர உனக்கு எந்த எந்த புஸ்தமும் உனக்கு உன மன மகிழ்ச்சி கொடுக்க கூடாது கூடாது இந்த வருஷத்துல ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்க நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னோடு நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வழியை உனக்கு காட்டுவேன் உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த பைபிளை இரவும் பகலும் தியானிங்க அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே திருப்பாடலை எழுதியவர் தாவித ராஜா இந்த தாவித ராஜா செய்த காரியம் என்ன என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொன்னார் ஏன் இப்படி சொன்னாரு அவர் என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்பார் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரோட பேசினார் என்ன அவர் இரவு பகல வேதத்தை தியானிச்சிட்டு இருந்தாரு என் நேரம் அவர் துதித்து பாடிக்கொண்டே இருந்தாரு பைபிள் தான் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்தது இறை அவருக்கு மன மகிழ்ச்சியா இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா அவருக்கு இந்த பைபிளை படிக்க நேரம் இருந்ததுன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் எம்மாத்திரம் பிரியமானவர்களே ஆகவே ஒரு முடிவு எடுப்போமா இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ போக வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேலதான் என் கண்ணை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு ஆகவே நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா இந்த பைபிளை எடுத்து வாசிங்க எவ்வளோ டைம் கிடைக்குதோ வாசிங்க எவ்வளோ லேட்டாலும் அதை எடுத்து வாசிங்க அதை தியானிங்க ஆண்டவர் உங்களோடு பேசுவார் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் நண்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை இதை ஒரு நாளும் மறக்காதிருங்க இந்த வார்த்தை உங்களுக்கு என்றும் ஆமேன் என்றும் பிரியமானவர்களே இரண்டாவது தூய் ஆவியானவர் நம்மை வழி நடத்துக்கல நீங்க திருத்துதர் பணிகள் பத்தாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அங்கே பேதுரு ஜப நேரம் வந்த பொழுது ஜெயிப்பதற்காக சென்று கொண்டிருந்த வேளையில் அவர் பசியாயிருப்பார் உடனே அவர் மெய் மறந்த நிலைக்கு ஆனால் அவர் ஆவியில எடுத்துக்கொள்ளப்படுவார் மெய் மறந்த நிலையிலே அவர் ஒரு தரிசனத்தை பார்ப்பார் ஒரு பெரிய கப்பற்பாய் போட ஒரு விரிப்பு போடப்பட்டிருக்காங்க நிலத்தில் ஊர்வன எல்லா பிராணிகளையும் அவர் பார்ப்பார் ஆண்டவர் சொல்வார் இதை சாப்பிடு என்று சொல்லுவார் அப்பொழுது பேதரு சொல்வார் நான் எப்படி ஆண்டவரை சாப்பிட அசுத்தமானது நான் சாப்பிட்டதே இல்லையே என்று சொன்ன பொழுது நான் தூய்மையானது என்று சொன்னதை நீ ஏன் அசுத்தம் என்று சொல்லுகிறாய் நீ சாப்பிடு என்று சொன்ன பொழுது ஒரு ஒன்றும் விளங்கவில்லை மூன்று முறை இந்த தரிசனத்தை பார்ப்பார் அதன் பிறகு அதன் பிறகு பேதுருவை தேடி மூன்று ஆட்கள் வெளியே இருப்பதை அவர் பார்ப்பார் அப்பொழுது தூய் ஆவியானவர் அவரோடு பேசுவார் நீ அவர்களோடு போ நீ போ உன்னைத்தான் தேடி வந்திருக்கிறார்கள் நீ அவர்களோடு போ என்று சொல்லுவார் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே திருச்சபையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது அந்த அதிகாரத்தில் தான் புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது தூய் ஆவியானவர் அவர்களை வழி நடத்தினார் இந்த தூய் ஆவியானவர் தான் நம்மையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது காத்திருங்கள் என்று சொன்னார் அப்போ சிலர்கள் சீடர்கள் மற்றும் அன்னை மரியா எல்லாரும் ஒரு இடத்துல காத்திருந்த பொழுது அவர் இறங்கி வந்தார் தூயாவின் இறங்கி வந்து எல்லாரும் நிறைத்தார் அந்த நாளிலிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அவளை வழி நடத்தினார் அதே ஆவியானவர் தான் பேதரோடு பேசினார் நீ போ அவர்களோடு செல் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை பேதருவுக்கு அவர்களோடு சென்றார் யோப்பா பட்டணத்தில் இருந்து அவர் கொர்னொலிய வீட்டிற்கு போனார் என்ன நடந்தது அந்த அவர்களுடைய வீட்டிலே இறை வார்த்தையை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் தூய ஆவியானவர் நிரப்பப்பட்டார்கள் பேதருக்கு ஒன்று புரியவில்லை நான் எப்படி நிரப்பப்பட்டேன் அப்படியே இவர்கள் நிரப்பப்படுகிறார்கள் இதற்கு தடை செய்ய யாரால் முடியும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் பரிசு தாவியினால் நிரப்பப்பட்டதை அவர் பார்த்தார் நண்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே இந்த தூய் ஆவியானவர் இந்த வருடத்துல நடத்த விரும்புகிறார் இயேசுதான் நமக்கு அந்த தூய் ஆவியான ஒரு கவுன்சிலர் இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு அத்தனை அதிகாரத்தையும் கொடுத்தார் இப்படி செய்ய அப்படி பண்ணு இது செய்ய இது செய்யாத எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு ஆனால் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்னார் சத்திய ஆவியாகி அவர் வருவார் சகலத்தையும் அவர் உங்களுக்கு அறிவிப்பார் யார் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்ல ஒன்னு யோவான் ரெண்டு இருபத்தி ஏழு நம்ம அதைத்தான் வாசிக்கிறோம் தூய் போதும் உங்களுக்கு யார்கிட்டயும் நீங்க எதுவும் போய் கேட்க வேண்டாம் அவர் உங்களுக்கு சொல்லி தருவாரு நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டதுதான் அந்த அபிஷேகம் உங்களை வழி நடத்தும் அந்த அபிஷேகம் உங்களை லீட் பண்ணும் உங்களோடு பேசும் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இந்த வருடம் நீங்க செய்ய வேண்டிய காரியம் பைபிளை எடுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க அதை தியானிங்க அன்று உங்களோடு பேசுவார் அது மட்டுமல்ல ஆவியில ஜபிங்க பரிசுத்த ஆவினால் நிரம்பி ஜபிங்க உடல் சோர்வை பொருட்படுத்தாதீங்கள் அண்டபுரே நிரப்பும் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை கண்டுணருமாறு என் கண்களை திறந்திருளும் என்று சொல்லுங்க ஆண்டவர் திறப்பார் பரிசுத்தாவியர் அதை திறப்பார் அவர் உங்களோடு பேசுவார் உங்களை வழி நடத்துவார் உங்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை அவர் எடுத்து சொல்லுவார் அதற்கான திருவை அவர் உண்டாக்குவார் வழியை உண்டாக்குவார் ஒருவேளை ஒரு கடன் பிரச்சனையா அதற்கு தீர்வை கொடுப்பார் ஒரு நோயா பலவீனமா சுகத்தை கொடுப்பார் ஒரு போராட்டமா பிரச்சனையா குடும்பத்துல சமாதானமே சமாதானத்தை கொடுப்பார் எப்பொழுது நீங்கள் இரவும் பகலும் இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது பரிசுத்தாவே அண்டவரே நிரப்பும் என்னோட பேசும் புனிதர்களோடு பேசினரே இறை வாக்கினரோடு பேசினரே என்னோடு பேசும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை நிறைப்பார் பிரியமான நிறைப்பார் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் நான் உனக்கு அறிவிப்பு கட்டுவேன் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையே உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொல்லி சுபிப்போமா இந்த ஆண்டவர் கொடுக்கிற இந்த ப்ராமிஸை நம்ம பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களை பெற்றுக்கொள்வோம் அதற்கான முயற்சி எடுப்போம் ஆண்டவரோட சொல்லுவோம் ஆண்டவரை வருஷத்துல இரவும் பகலும் இப்படி வார்த்தையை நான் தியானிப்பேன் நான் சிந்திப்பேன் இப்படி பைபிள் தான் என் மன மகிழ்ச்சி வேற எதுவும் எனக்கு வேண்டாம் வேற எதுவும் எனக்கு வேண்டாம்ன்றவர இந்த உலகத்தின் காரியத்தை விட இந்த பைபிள் தான் எனக்கு மன மகிழ்ச்சி இந்த இறை வார்த்தையை நான் வாசிப்பேன் இரவும் பகலும் இரவும் பகலும் நான் வாசிப்பேன் வாசிப்பேன் வாசிப்பேன் என்று சொல்லி நீங்கள் உறுதியோடு நிற்பீர்கள் என்றால் இந்த வாக்கு உங்களுக்கு கொடுக்கிறார் அவர் உங்களோடு பேசுவார் உங்களை வழி நடத்துவார் பாருங்க ஆண்டவர் நம்மோடு பேசும்பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் எதுக்குமே ஒரு எந்த கவலையும் இருக்காது ஆண்டவர் சொல்லுவா இது இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவார் என்ன ஒரு சந்தோஷம் கண்களை முடிச்சு இப்பமா தேங்க்யூ நன்றி ஆண்டு முறை ஆமாண்டு முறை அப்பா நான் உனக்கு அறிவிப்பு கொண்டு போய் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொன்னீரேப்பா அன்று தாவீதுக்கு சொன்ன இந்த இறை வார்த்தையை நீர் எங்களோடு பேசுகிறேரேப்பா என்று நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அதற்கு நாங்கள் முதலாவதாக அந்த உரை இரவும் பகலும் திருச்சட்டத்தை தியானிப்பவர்களாக எங்களை மாற்றுவீராகப்பா ஒருவேளை இந்த நேரத்துல பைபிள் வாசிக்கிறதுல ஒரு தொய்வோடு காணப்படுகிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் இன்னொரு இப்பொழுது ஜெபித்து கொண்டு போய் இருப்பார்கள் ஆனால் தொடுவிரல் டச் தூய் ஆவியானவர் இந்த திருச்சட்டத்தை வியப்பானவற்றை கண்டுணருமானவர்களை கண்களை திறந்தரலும் அப்பா திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக ஓப்பன் தேர் ஐஸ் அண்டு எல்லா தடை கொடுக்கிற பொலாத பிசாசை நான் கட்டிந்து கொள்கிறேன் இயேசுபி நாமத்தினால் இந்த வருஷத்துல இன்றிலிருந்து பிள்ளைகளாக உங்களை மாற்றுவீராக அப்பா மாற்றுவீராக அஹல தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஹோலஸ்பரட் நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே வழி நடத்தும் அப்பா அண்டவரே எப்படி பேதுருவை வழி நடத்தினீரோ இறைவாக்கினர்களை வழி நடத்தினீர்களோ புனிதர்களை வழி நடத்தினீர்களோ வழி நடத்துவீராக வழி இதுவே போக வேண்டிய பாதை இதுவே என்ன அவர்களோடு பேசுவீராகப்பா ஒவ்வொருளோடும் பேசுவீராக நன்றி அப்பா பரிசுத்தாவின் நிரப்பு நிரப்பு உச்சன் தலைந்திர உள்ளம் கால்வரும் வளமை இறங்கட்டும் இப்பொழுது இறங்கட்டும் உயிர்ப்பிக்கப்படுவதாக ஜப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுவதாக பைபிள் வாசிக்கின்ற டைம் ஆண்டவரே உடைய தியானிக்கின்ற ஆண்டவர் இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராகப்பா ஆலு ஆலு எல்லா இச்சைக்குரிய காரியங்களை நான் எரிக்கிறேன் இயேசுபி நாமத்தினால் நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறும்படிக்க நான் கட்டளை எடுக்கிறேன் ஆலலூய நன்றி எல்லா நோய்களும் இப்பொழுது மறைய வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறேன் எல்லா காய்ச்சல்களையும் நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனமான சரீரங்கள் இப்பொழுது பலன் அடைவதாக இயேசுவின் தலைமைகளால் சுகம் அடைவதாக நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி oh hallelujah I rebuke it name of Jesus ஒவ்வொரு பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன்